வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது பணக்காரனுக்கும் பிரச்சனை இருக்குது ஏழைக்கும் பிரச்சனை இருக்குது அரசனுக்கும் பிரச்சனை இருக்குது பிச்சைக்காரனுக்கும் பிரச்சனை இருக்குது குழந்தைக்கும் பிரச்சனை இருக்குது வயசானவருக்கும் பிரச்சனை இருக்குது அதனால் எல்லாருக்குமே இங்கே பிரச்சனை இருக்குங்க எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு சில பேர் பிரச்சனையை எதிர்கொண்டு அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் பல பேர் எனக்கு இப்படி பிரச்சனை வந்துடுச்சு எனக்கு ஏன் இப்படி பிரச்சனை வரணும் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருதே அப்படின்னு அந்த பிரச்சனையை பற்றி பேசி பேசி பேசி அதையே ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாக்கிடுறாங்க இப்போ பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அருமையான ரெண்டு வழிகள் இருக்குங்க அதை பயன்படுத்தினா பிரச்சனையை ஈஸியாக தீர்க்க முடியும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு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 அந்த பிரச்சனை ஏன் பெரிய பிரச்சனையாக தெரியுது ஏன்னா உங்களை விட அந்த பிரச்சனை பெருசாக இருக்குது இப்போ என்ன பண்ணணும்னா உங்களோட கண்களை மூடிக்கோங்க மொல்லமாக உங்களோட மூச்சை இழுத்து விடுங்க மொல்லமாக உங்களோட மூச்சை இழுத்து விடுங்க இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியும் இந்த பிரச்சனையை விட நான் பெரியவன் இந்த பிரச்சனையை விட நான் பெரிய ஆள் இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியும் இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க சரிங்களா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா வெற்றியோட ரகசியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு பிரச்சனை வரும்போது ஓடி ஒழியக்கூடாது ஐயையோ எனக்கு பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு புலம்பக்கூடாது அந்த பிரச்சனையை நேருக்கு நேர் எதிர்கொண்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அதாவது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா அந்த பிரச்சனையை விட நீங்கள் எப்படி பெருசாகிறதுன்னு நீங்கள் யோசிக்கணும் ஏன் நீங்கள் வந்து பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்க ஏன்னா அது உங்களை விட பெருசாக இருக்குது உங்களால் தீர்க்க முடியாதோ அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுது ஒரு மன சோர்வு ஏற்படுது ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை இது வரைக்கும் நீங்கள் தீர்த்ததே இல்லை அதுதான் காரணம் உங்களை விட உங்களோட பிரச்சனை பெருசாக இருக்குது அதை இன்னொரு வகையில் சொல்லணுன்னா நீங்கள் உங்களோட பிரச்சனையை விட சின்னதாக இருக்கீங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் உங்களோட பிரச்சனையை விட நீங்கள் வந்து பெரிய ஆள் ஆகணும் நீங்கள் வளரணும் ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னு வைங்களேன் அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா நீங்கள் வளரணும்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த பிரச்சனையை விட நீங்கள் பெரிய ஆள் ஆகணுன்றதை தெரிஞ்சுக்கலாம் அந்த பிரச்சனையை நேருக்கு நேர் எதிர்கொண்டு அந்த பிரச்சனையை விட நீங்கள் பெரிய ஆள் ஆகிறது எப்படி அப்படின்றத யோசிக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு பத்தாயிரம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்களேன் சம்பாதிக்கிறதுல எட்டாயிரம் கடனுக்கே போயிடுது இப்போ அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏன்னா சம்பாதிக்கிற பணத்தில் பெரும் பகுதியை உங்களோட கடனை அடைக்கிறதுக்கு செலவழிக்கிறீங்க இது உங்களோட பெரிய பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த பிரச்சனையை விட நீங்கள் பெரிய ஆளாகணும் என்ன பண்ணலாம் உங்களோட சம்பளத்தை உயர்த்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்கணும் அதுக்கு ஏதாவது நீங்கள் படிக்கணுமா இல்லை ஏதாவது எக்ஸாம் எழுதணுமா இல்லை எந்த திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும் அதில் தான் நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படி பண்ணி ஒரு கட்டத்தில் உங்களோட சம்பளம் இருபதாயிரம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் இப்போ எட்டாயிரம் கடனுக்கு போகிறது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா கண்டிப்பாக இல்லை ஏன்னா நீங்கள் இருபதாயிரம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அந்த எட்டாயிரம் கடன்றது இப்போ உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு எப்படி ஆச்சு நீங்கள் வளர்ந்துட்டீங்க உங்களோட வளர்ச்சியினால் அந்த பிரச்சனை சின்னதாயிடுச்சு இதுதாங்க முக்கியம் வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் ஒரு பெரிய பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்ளும் போது நீங்கள் இதை தான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சின்னதாக இருக்கீங்க நீங்கள் வளரணும் அந்த பிரச்சனையை விட நீங்கள் பெரிய ஆளாக வளரணும் வளர்ந்தீங்கன்னா அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை ஆகிடும் சரிங்களா ரெண்டாவது வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பேப்பரையும் பேனாவையும் இப்போ எடுத்துக்கோங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்றத எழுதுங்க எழுதிட்டீங்களா இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு பத்து தீர்வுகள் என்ன அப்படின்றத யோசித்து அதில் எழுதுங்க பொறுமையாக யோசிங்க ஒன்றும் அவசரம் இல்லை வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிங்க பத்து தீர்வுகளை எழுதிட்டீங்களா சூப்பர் அதாவது உங்களோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு எழுதியிருக்கீங்க அதை தீர்க்கறதுக்கு பத்து தீர்வுகள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் எழுதியிருக்கீங்க சூப்பருங்க இப்படி பண்ணால் என்ன ஆகும்னா நீங்கள் இப்போ பிரச்சனையை பற்றி யோசிக்கல தீர்வுகள் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பிரச்சனையை கண்டு புலம்பல தீர்வுகள் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்படி பண்ணும்போது பத்து தீர்வுகள் நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல அதில் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும் உங்களோட பிரச்சனையை நீங்கள் தீர்த்துருவீங்க ரெண்டாவது பிரச்சனையை பற்றியே யோசித்து யோசித்து யோசித்து ஒரு மன சோர்வு அடைஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லாரோடைய நிம்மதியும் கெடுத்து இப்படியெல்லாம் செய்யாமல் தீர்வுகள் பற்றி யோசிக்கிறீங்கல்ல தீர்வுகள் பற்றி யோசிக்கும்போது ஒரு மனநிறைவு ஏற்படும் ஏன்னா பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் எனவே உங்களோட பிரச்சனையும் தீர்ந்து போகும் இவ்வளோதாங்க சீக்ரெட்டு ரெண்டு ஈஸியான வழிமுறைகள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட பெரிய பிரச்சனைகள் எல்லாமே சின்ன பிரச்சனையாயிடும் நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டு போயிட்டே இருப்பீங்க இதுதாங்க வாழ்க்கை ஒவ்வொரு தடவையும் நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா கடவுள் நம்மக்கிட்ட ஒன்றே ஒன்று தாங்க சொல்கிறாரு நீ வளரணும் அவ்வளோதான் நாம் வளரணும் நாம் வளர்ந்துட்டோம்னா அந்த பிரச்சனை சின்னதாயிடும் நாம் வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை வரலாம் அப்போ கடவுள் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு நீ வளர்ந்தது பத்தாது இன்னும் கொஞ்சம் வளரணும் எனவே நாம் வளர்கிறோம் அந்த பிரச்சனை சின்னதாயிடுச்சு அந்த பிரச்சனையை நம்மளால் தீர்க்க முடிஞ்சிருச்சு இப்படி நாம் வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் பல பிரச்சனைகள் நமக்கு கீழே போய்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளால் எல்லா பிரச்சனையையும் எதிர்கொள்ள முடியும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை விட நான் வளருவேன் அந்த பிரச்சனையை விட நான் பெரிய ஆளாவேன் அப்படின்ற நம்பிக்கையும் தைரியமும் நமக்குள்ளே வந்துடுங்க காலப்போக்கில் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் எனவே இந்த ரெண்டு வழிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் சின்னதாக இருக்கீங்க நீங்கள் வளரணும் நீங்கள் வளர்ந்துட்டா அந்த பிரச்சனை சின்னதாயிடும் உங்கள் பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் இந்த ஈஸியான டெக்னிக்ஸை இந்த ஈஸியான வழிமுறைகளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லிக் கொடுங்க யாராவது பிரச்சனை பிரச்சனை எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதை சொல்லிக் கொடுங்க பிரச்சனையை பற்றி யோசித்து நேரத்தை வீணடிக்காதீங்க உங்கள் பிரச்சனையை விட நீங்கள் எப்படி பெரிய ஆளாகிறதுன்னு யோசித்து பாருங்கள் பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் தீர்வுகள் பற்றி யோசிங்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியங்க எல்லாருமே பிரச்சனையை கண்டு பயந்துடுறாங்க பிரச்சனை வந்துட்டால் நடுங்கிடுறாங்க பல சமயங்கள் என்ன ஆகுதுன்னா இதனாலேயே பல பேர் வளராமையே இருக்காங்க ஏன்னா வளர வளர பிரச்சனை அதிகமாக வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா இருபதாயிரம் சம்பாதிக்கிறவனுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது ஒரு கோடி சம்பாதிக்கிறவனுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது எல்லா கட்டத்துலேயும் பிரச்சனை இருக்குது இதை எதிர்கொள்கிறதுக்கு பயந்து போய் தன்னை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவங்க ஒரு லெவல்லையே இருந்துட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது என்னால் பிரச்சனையெல்லாம் எதிர்கொள்ள முடியாது நாம் இப்படியே இருந்துட்டு போயிட்டே இருந்துருவோம் அப்படின்னு இருந்துட்டு போயிடுறாங்க எனவே நாம் இந்த நிலைமையை ஆகணுங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை கண்டு அஞ்சாமல் இந்த பிரச்சனையை விட நான் பெரிய ஆளாவேன் அப்படின்னு கடுமையாக உழைச்சி கடுமையாக போராடி நம்பிக்கையோட உத்வேகத்தோட ஒரு உற்சாகத்தோடு செயல்பட்டால் கண்டிப்பாக நாமளும் வளருவோம் நம்ம பிரச்சனையும் தீர்ந்து போகும் அந்த பிரச்சனையும் சின்னதாக போகும் சரிங்களா இவ்வளோ நேரம் இதை கேட்டதுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிங்க இந்த ரெண்டு டெக்னிக்ஸை மறந்துடாதீங்க ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி வரும் உங்களோட வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் ஒரு ஆனந்தமான வாழ்க்கை கிடைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள் இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்